சலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இந்த துவாவை ஓதினால் நம்மளுடைய தேவைகள் நம்மளுடைய கடன்கள் மலையளவு இருந்தாலும் அல்லாஹ் அதை நிறைவேற்றி விடுகின்றான் அல்லாஹு மக்ஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வ அக்னினி பி ஃபதுலிக்க அம்மன் சிவாக்க யா அல்லாஹ் நீ எதையெல்லாம் ஹலாலாக ஆக்கியிருக்கிறாயோ அதிலிருந்து எனக்கு நீ போதுமாக்கி வைப்பாயாக நீ எதையெல்லாம் தடுத்திருக்கிறாயோ அதிலிருந்து என்னை நீ பாதுகாத்து விடுவாயாக நான் எதை கேட்டாலும் உன்னுடைய கிருபையை கொண்டு உன்னிடமே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை தவிர வேறு யாரிடமும் கேட்டு பெற்றுக்கொள்வதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இந்த துவாவை நாம் ஓதினால் நம்மளுடைய தேவைகளை அல்லாஹ் நிச்சயமாக நிறைவேற்றுகின்றான் கடன் இல்லாத கண்ணியமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தருவானாக கடனில் கஷ்டப்படுபவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வானாக அமீன் மேலும் இது போன்ற துவாக்களை தெரிந்து கொள்ள லைவ் தாவா என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்